எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது சேதாரம் எங்களை போய் ஆதாரம் கேட்குறீங்க ஆதாரத்தை கண்டுபிடிக்க வேண்டிய மாண்புமிகு காவல்துறையினர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அதை விட்டுட்டு எங்களை ஆதாரம் இருக்குதா எவிடன்ஸ் இருக்குதான்னு கேட்கறது ஆமாம் பல்ல பிடுங்கிறதுனால தானே அவர் பேர் பல்வீர் சிங்கு ஒரு விஏஓ ஆஃபீஸில் போய் பட்ட பகலை வெட்டி கொலை செஞ்சுருக்கிறாங்க இன்னொரு விஏவை ஓட ஓட விரட்டி வெட்டி இருக்கிறாங்க இன்னும் அவர் சூழ்நிலை அவருடைய நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியல அப்புறம் தினமும் கொலைகள் கொள்ளைகள் வழிப்பறிகள் செயின் ஸ்னாச்சிங் ரேப்பிசம் போக்சோ சட்டம் எல்லாமே நடந்துக்கிட்டு தானே இருக்குது தமிழ்நாட்டில் தம்பி அனைவருக்கும் வணக்கம் கடந்த வாரம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் அங்கமாக ஒரு அங்கமாக விளங்கிய பட்டியலர் பட்டியல் அணியினுடைய பொருளாளர் மதிப்பிற்குரிய சங்கர் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் புரூட்டல் மர்டர் என்று சொல்கின்ற அளவிற்கு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அந்த கொலையில் ஈடுபட்டவர்களை கண்டறிந்து உண்மையான குற்றவாளிகளை கண்டறிந்து அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேண்டுகோள் அந்த வகையிலே தான் பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு மாபெரும் கண்டன கூட்டத்தை தமிழ்நாடு முழுமைக்காக நடத்தி கொண்டிருக்கின்றோம் தமிழக அரசு காலம் தாழ்த்தாமல் உண்மையான குற்றவாளிகளை கண்டறிய வேண்டும் அவர்களுக்கு தண்டனை கிடைக்கின்ற வகையில் வழக்கினை நடத்த வேண்டும் அது செய்தித்தாளில் தொழில் போட்டியில் நடந்தது என்று சொல்லி தமிழக அரசு தன்னுடைய கடமையிலிருந்து தவறிவிடக்கூடாது என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதனுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய வேண்டுகோள் வீடுகள் கண்டு அவர்களை கொலை செய்கிறார்கள் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க ஆதாரம் எதுவும் இருக்காங்க மட்டும் எதன் அடிப்படையில் ஆதாரம் ஆதாரம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது சேதாரம் எங்களை போய் ஆதாரம் கேட்குறீங்க ஆதாரத்தை கண்டுபிடிக்க வேண்டிய மாண்புமிகு காவல்துறையினர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அதை விட்டுட்டு எங்களை ஆதாரம் இருக்குதா எவிடன்ஸ் இருக்குதான்னு கேட்கறது உளவுத்துறையினுடைய ஆதரவோடு கொலை நடந்ததுன்னு சொல்ல உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேண்டுகோள் சட்ட ரீதியான எல்லா விஷயங்களும் வந்து அண்ணாமலை கிட்ட வந்து பிஜேபி வந்து சைனர் அவர்கள் வந்து விசாரிச்சுக்கிறோம் இல்லை அது எதுக்கு அந்த மாதிரி சொல்கிறாருன்னா உங்களால் உங்கள் ச கடமையை சரியாக ஆற்ற முடியலன்னா அண்ணாமலை கிட்ட கலந்து பேசிக்கங்கன்னு சொல்கிறாரு அண்ணாமலை வில் கிவ் ஆ சட்டம் சரியில்லை இதில் வந்து விசாரிக்க தெரியல அண்ணாமலை அவர்கள் ஐபிஎஸ் அவர்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க அப்படின்ட்டு கேள்வி அண்ணாமலை உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கு உங்களால் முடியவில்லை என்று சொன்னால் உதவிகரமாக இருப்பார் என்ற அர்த்தத்தில் தான் அவர் கருத்தை சொன்னார் சார் ஆயிரம் ஆயிரம் வழக்குகள் இருக்கட்டும் சார் அதற்காக ஒருவர் கொலை செய்யப்பட வேண்டுமா காவல்துறையை தடுக்க வேண்டாமா முன்னெச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லக்கூடாதா இதை தான் நாங்கள் கேட்கிறோம் நாங்கள் ஒன்றும் தவறாக சொல்லலையே ஆமாம் பல்வீர் சிங்கு ஆமாம் பல்ல தானே பேர் பல்வீர் சிங்கு அதாவது ரெண்டு ஒரு விஏவை ஆஃபீஸில் போய் பட்ட பகலை வெட்டி கொலை செஞ்சுருக்கிறாங்க இன்னொரு விஏவை ஓட ஓட விரட்டி வெட்டி இருக்கிறாங்க இன்னும் அவர் சூழ்நிலை அவருடைய நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியல அப்புறம் தினமும் கொலைகள் கொள்ளைகள் வழிப்பறிகள் செயின் ஸ்னாச்சிங் ரேப்பிசம் போக்சோ சட்டம் எல்லாமே நடந்துக்கிட்டு தானே இருக்குது தமிழ்நாட்டில் தொடர்ந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறோம் குற்றச்சாட்டுங்கிறது எல்லார் காலத்துலேயும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது but after DMK government forming அதிகமாக இருக்குங்கிறது எங்களுடைய நேஷனல் கிரைம் ரேட்னா ஒவ்வொரு மாநிலத்தில் நடக்கிற குற்றச்சாட்டுகள் எவ்வளவு என்று ஒப்பிடுகின்ற பொழுது தமிழகத்தில் என்சிஆர் அதிகம் என்பது என் கருத்து அதை பற்றி மத்திய அரசு கோர்ட்டு எல்லாம் கொடுத்த பிறகு எங்களுக்கு தனிப்பட்ட கருத்து ஒன்றும் கிடையாது சார் பாஜக ஐடி பாஜக ஐடி தலைவர் பொன் பெரியசாமி வந்து கை செய்யப்பட்டிருக்காங்க தூத்துக்குடி இது எப்படி அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஐடியா இல்லை ஓகே